பீதருங்கிற ஒரு கிராமத்துல பிரசாத்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு பங்கர் கடை இருந்துச்சு அவரு ரொம்ப நல்லவரு அப்புறம் நேர்மையானவரும் கூட எல்லாருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியையும் சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள் ஒரு ஆளோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்புறம் அவரு பிரசாதோட ஷாப்புக்கு வந்தாரு இங்க பாருங்க சார் இந்த டயர் ரொம்பவே பழசாயிடுச்சு டயரை மாத்துறதுக்கு இப்பொழுதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுங்களேன் சார் நான் இப்போதைக்கு ஒரு வேலை செய்கிறேன் நான் இப்போதைக்கு ஒரு பழைய டயரை உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு சம்பளம் வந்ததுமே புது டயரை வாங்கி போட்டுக்கோங்க அப்படி அவர் எல்லாருக்குமே நல்ல நல்ல ஐடியாவை கொடுப்பாரு ரொம்ப நேர்மையாவும் நடந்துப்பாரு அதே கிராமத்துல ஹீராலாலுன்னு ஒரு வைர வியாபாரி இருந்தாரு ஒரு நாள் அவர் நல்லா குடிச்சிட்டு குடி போதையில வண்டிய ஓட்டினாரு அப்புறம் தெரியாம ஒரு ஆளை தன்னோட கார்ல மோதிட்டாரு போதையில இருந்ததால அவரால வண்டிய நிறுத்தவே முடியல போலீஸும் அவரை துரத்துக்கிட்டு பின்னாடியே வந்துச்சு ஹீராலாலோட காரு பிரசாத் ஷாப் கிட்ட வந்து நின்னுடுச்சு அப்பதான் ஹீராலால் என்ன சொன்னார்னா ஏன்பா பஞ்சர் போடுறவரை கொஞ்சம் என்னாச்சுன்னு பாரு வண்டி கொஞ்சம் கூட முன்னாடி போக மாட்டேங்குதேப்பா சார் உங்க டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் பஞ்சரை போட்டு விட்டுடுறேன் அட அந்த அளவுக்கு எல்லாம் என்கிட்ட நேரம் இல்லப்பா போலீஸ் என்ன பின்னாடி துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு சீக்கிரமா டயரை மாத்தி ஒரு பழைய டயரை போட்டு விட்டுடு நான் உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை கொடுக்குறேன் உடனே பிரசாதும் அந்த டயரை மாத்திட்டு ஒரு பழைய டயரை போட்டு கொடுத்தேன் அப்புறம் ஹீராலால் போதையில ஒரு பெரிய மூட்டைய பிரசாதோட கையில வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்த பார்த்தபோது அவரோட வைர முட்டை கார்ல இல்ல அவருக்கு அந்த வைர முட்டைய பிரசாதுக்கு கொடுத்தது ஞாபகமே இல்ல பிரசாத் அந்த பைய திறந்து பார்த்தப்ப அப்படியே அதிர்ந்து போயிட்டான் ஹே லீலா இங்க கொஞ்சம் பாரு ஒரு ஆளு டயர் மாத்தனதுக்காக இந்த மொத்த வைரத்தையும் கொடுத்தாரு ஐயோ ரொம்ப நல்லதுங்க வாங்க போய் எல்லாத்தையும் வித்துடுவோம் நமக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குங்க நாம அப்படியெல்லாம் செய்யக்கூடாது லீலா நானும் பாக்குறேன் அந்த ஆளு மறுபடியும் நம்ம கடைக்கு வரும்போது இத நான் அவருக்கு கொடுத்துடுறேன் ஆனா மறுநாள் போலீஸ் ஹீராலால் வீட்டுக்கு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் குடிச்சிட்டு குடி போதையில ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக ஒரு மாச ஜெயில் தண்டனையும் கொடுத்தாங்க ஜெயில உட்கார்ந்து யோசிச்ச போது ஹீராலாலுக்கு ஞாபகம் வந்துருச்சு அவர் அந்த வைர பைய ஒரு பஞ்சர்காரரு கிட்ட கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு அவர் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீராலால் நேரா பிரசாதோட ஷாப்புக்கு போனாரு அட சார் நீங்களா நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களோட வைரங்கள் நிறைஞ்ச பைய நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு நேர்மையான மனுஷனை பார்த்ததே கிடையாது சரி வா என் கூட வா நான் இப்பவே உனக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஹீராலால் பிரசாத கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு பைக் அப்புறம் லாரியோட டீலர்ஷிப்ப ஓபன் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் பெட்ரோல் பங்க் கூட பிரசாதோட பேர்ல ஓபன் பண்ணாரு பிரசாத் அந்த எல்லா பிசினஸ்களையும் நல்லபடியா ரொம்ப நேர்மையாவும் செஞ்சு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு இப்படி பிரசாத் பஞ்சர் காரனா இருந்து கோடீஸ்வரரா மாறிட்டாரு மகாநந்திங்கிற ஒரு கிராமத்துல பிரமோதுங்கிற பேர் கொண்ட ஒரு சமையல்காரன் இருந்தான் அவனுக்கு ஹைவேல ஒரு டாபா இருந்துச்சு அந்த டாபால அவன் விதவிதமான உணவுகளை செய்வான் ஆனா எல்லாத்தையும் விட சுண்டலும் பட்டூராவும் ரொம்ப நல்லா செய்வான் அவன் செஞ்ச சுண்டல் பட்டூராவுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு அதனால அதோட விலைய எப்பவும் அதிகமாக்கிக்கிட்டே இருப்பான் அட பிரமோதண்ண உங்க சுண்டல் பட்டூரா ரொம்ப அற்புதமா இருக்கு ஆனா நாளுக்கு நாள் அதோட விலைய ஏன் ஏத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி செஞ்சா உங்க தாபாவுக்கு எப்படி வருவோம் சொல்லுங்க என்ன எப்படி வருவீங்களா அட இங்க வரத்துக்கு நிறைய சாதனங்கள் இருக்கு நீங்க பைக்ல வரலாம் கார்ல வரலாம் இல்லனா நடந்து வாங்க அப்படி எதுவுமே இல்லனா புதுசா ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல அதுல கூட வரலாம் ஒவ்வொரு மாசமும் எண்ணெய் மாவு இதோட விலை கூட அதிகமாகிட்டு இருக்கு விருப்பம் இருந்தா வாங்க இல்லன்னா வராதீங்க ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க ஒரு நாள் அவனோட தாபாவுக்கு ஒரு ஆபத்தான கொள்ளக்காரன் சுக்விந்தர் அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் சாப்பிடுறதுக்காக எதையோ கேட்டான் சுக்விந்தர் சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவன் யார்ப்பா அது இங்க யார் இருக்கீங்க இங்க விசேஷமா என்ன கிடைக்கும் எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா அப்ப அவனோட ஆட்கள்ல ஒரு ஆளு சொன்ன முதலாளி இந்த இடத்துல சுண்டல் பட்டோரா ரொம்ப ஃபேமஸ் நீங்க அத சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் ரெண்டு பிளேட் சுண்டல் பட்டோரா ஆர்டர் பண்ணான் அப்புறம் பிரமோத் தினமும் போல எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளக்காரனுங்களுக்கு கொடுத்தான் கொள்ளக்கார சுக்விந்தர் அதை சாப்பிட்டதுமே அடேங்கப்பா ரொம்ப அற்புதமா இருக்கு உன்னோட கையில மேஜிக் இருக்கு பிரமோது நீயும் எங்க கூட வந்துரு இன்னில இருந்து என்னோட டென்ல நீ தான் சமயக்காரன் நீ தான் எங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் ஐயோ இல்லைங்க முதலாளி எனக்கு நீ இங்க ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு வீடு மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க நிலைமை என்னாகும் நீங்க நல்லா சாப்பிட்டு கிளம்புங்க நீங்க பணம் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரமோத் அப்படி சொன்னதை கேட்டதும் சுக்வீந்தருக்கு கோபம் வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுக்வீந்தரோட ஆட்கள் பிரமோத் அவங்க கையோட கூட்டிக்கிட்டு போனாங்க சுக்வீந்தரோட டென்ல தினமும் பிரமோத் அவங்க ஆட்களுக்கு சுண்டல் பட்டூரா செஞ்சு கொடுப்பான் அப்புறம் விதவிதமான உணவுகளையும் செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பான் அடச்ச இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களே கிடையாது என்னமா சாப்பிடுறானுங்க எனக்கு சாப்பிடுறதுக்கு கூட எதையுமே மிச்சம் வைக்க மாட்டேன்றாங்க இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணியே ஆகணும் ஒரு நாள் பிரமோத் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு இடத்துல மயக்க மாத்திரைகள் கிடைச்சிச்சு அவன் என்ன யோசிச்சான்னா அந்த மாத்திரைகளை சாப்பாட்டுல கலந்து எல்லாரும் மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணான் அப்புறம் அந்த உணவுல மயக்க மாத்திரைங்களை கலந்தான் சுக்விந்தர் சாப்பிட்டு முடிச்சதுமே படம் என்னப்பா இது எனக்கு ஒரே தலை சுத்துது ஐயோ அப்படி சொல்லிட்டு சுக்விந்தரும் அவனோட ஆட்களும் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்க அப்புறம் பிரமோத் அங்கிருந்து நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீடு அப்புறம் பெரிய காரை வாங்கி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தான் ஒரு கிராமத்துல சந்திப்புங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் அந்த கிராமத்துல சந்திப்போட ஒரே ஒரு ஆட்டோ தான் இருந்தது அதனால எந்த ஆட்டோல நாலு பேர் தான் இருக்கணுமோ அதுல பத்து பதினஞ்சு ஆட்களை அடைச்சி அடைச்சி உட்கார வைப்பான் சில பேரை ஆட்டோக்கு மேலையும் உட்கார வைப்பான் சந்தீப் டிராபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணவே மாட்டான் பெட்ரோல் செலவை குறைக்கிறதுக்காக அவன் ராங் ரூட்ல போவான் சந்திப்புக்கு ஒரு குறையும் இருந்தது அவன் ஒரு செவிடன் அவனுக்கு சரியா காது கூட கேட்காது ஒரு நாள் ஒரு ஆளு சந்தீப் கிட்ட என்ன கேட்டாருன்னா ஏப்பா சந்தீப் இந்த கிராமத்துல உன்னோட ஒரே ஒரு ஆட்டோ தான் இருக்கா அதுக்காக தான் நீ அதிகமா பணம் வாங்குற அப்புறம் ஜனங்களை ஆட்டோக்கு மேலேயும் உட்கார வச்சு கூட்டிட்டு வர ஆமாங்கண்ணே என்னோட உடம்பு நல்லதா இருக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கவலைப்படுறத பத்தி பேசல நீ ஆட்டோக்கு நிறைய காசு வாங்குறியே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்கண்ணே ஏன் ஆட்டோல ஏறுனா ஏறுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க இது என்னோட ஆட்டோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஓட்டுவேன் சந்தீப் கஸ்டமர் யாராவது ஒரு பேக் எடுத்துட்டு வந்தாலும் அதுக்கு தனிப்பட்ட முறையில லக்கேஜ்ங்கிற பேர்ல பணத்தை வசூல் பண்ணுவான் அப்படி சில மாசங்களுக்கு அப்புறம் ஆட்டோவும் ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு நாள் சந்தீப் எப்பவும் போல ஆட்டோவுக்குள்ள ஆட்டோ மேல ஜனங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டு இருந்தான் அவன் ரயில்வே டிராக் கிட்ட போன போது திடீர்னு ஆட்டோ ரயில்வே ட்ராக்குக்கு மேல வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்புறம் ஆட்டோ கரெக்டா டிராக்குக்கு நடுவுல நின்னு போச்சு அதுல இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு பெண் சந்திப்பான என்னென்ன இது இங்க ட்ரெயின் எப்ப வேணாலும் வரும் சீக்கிரமா ஆட்டோவை இங்க இருந்து எடுங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களா இது டிஃபன் சாப்பிடுற நேரமா என்ன அட செவிட்ட மனுஷா இவங்க ட்ரெயினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்க எல்லாம் உள்ள உக்காந்துகிட்டு இருங்க நான் இப்பவே சரி பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு சந்தீப் ஆட்டோ டயர்ல காத்தடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு ஒரு ட்ரெயின் ஹாரன் சத்தம் கொடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தது ட்ரெயினை பார்த்துட்டு ஜனங்க எல்லாரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சாங்க ஏன்னா சந்திப்புக்கு காது கேட்காது ட்ரெயினோட ஹாரன் சத்தம் அவனுக்கு கேட்கல ட்ரெயின் டிரைவர் கத்தினான் ஆனா எந்த பயனும் இல்லாம போச்சு அப்போதான் ட்ரெயின் டிரைவர் பிரேக்கப் போட்டாரு அப்புறம் ட்ரெயின் ஆட்டோ கிட்ட வந்து நின்னுடுச்சு அப்போதான் ட்ரெயின் டிரைவர் கீழே இறங்கி வந்து சந்திப்ப ஓங் இவர் அடி அடிச்சாரு ஏண்டா முட்டாள் உனக்கு கேட்கவே இல்லையா நான் பிரேக் போடுறதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா கூட நீ இந்நேரம் மேல போய் சேர்ந்திருப்ப அதுக்குள்ள ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்தாரு டிரைவர் சார் நல்ல வேலையா சந்தீப் சாரு உங்க ட்ரெயினை அவரோட ஆட்டோ மூலமா நிறுத்தி வச்சிட்டாரு இங்க இருந்து அரை கிலோமீட்டருக்கு அப்புறமா ட்ராக் எல்லாமே பழுதாயிடுச்சு ஒருவேளை நீங்க போயிருந்தா ட்ரெயின் அங்கேயே கவுந்திருக்கும் சந்தீப் ஏதோ தெரியாம பெரிய ஆபத்தை தடுத்துட்டாரு அப்போதான் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க மறுநாள் அரசாங்கம் சந்திப்புக்கு ட்ரெயினை காப்பாத்தினதுக்காக பரிசும் கொடுத்துச்சு கஞ்சத்தனம் பண்ற ஆட்டோக்காரன் ஏதோ தெரியாம ட்ரெயினை காப்பாத்திட்டான்